எல்லாருக்கும் வணக்கம் we're Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கக்கூடிய பியூர் சில்க் சாரீஸ் கலெக்ஷன்ஸுங்க வாங்க ஒவ்வொரு சாரியை நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சாரியுடைய நம்பர் டூ த்ரீ ஃபோர் சாரியுடைய நம்பர் டூ தேர்ட்டி ஃபோர் இது வந்து top and bottom zari border இருக்கக்கூடிய சாரீஸுங்க பல்லு அண்ட் ப்ளவுஸ் பிங்கிஷ் ஆரஞ்சு கலர்லேயும் பாடி ஆஃப் சரி க்ரீன் கலர்லேயும் இருக்குங்க பாடியில் வரக்கூடிய புட்டாஸ் அண்ட் பல்லு ஒர்க் ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டட் சரியில் இருக்குங்க ஜரியை பொறுத்த வரைக்கும் ஹாஃப் இன்ச் ஜரி சில்க்கை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் சில்க்குங்க இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா சிறுமுகை அண்ட் சிறுமுகையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் நெசவு செய்யப்பட்ட சாரீஸுங்க த்ரீ ப்ளை த்ரெட் ஒர்க்கில் மேக் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு இந்த சாரீ வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும் சாரீ தின்னாக தான் இருக்கும் ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காதுங்க எஸ்பெஷலி இது எல்லாமே ஒன்றரை வார்ப்பில் இருக்கக்கூடிய சாரீஸுங்க ஸோ ஒன்றே முக்கால் டபுள் வார்ப்போட கம்பேர் பண்ணும்போது இதோடைய திக்னஸ் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காதுங்க அண்ட் இது பியூர் சில்க் சாரீங்க தாராம் தாராளமாக நம்மக்கிட்ட சாரி வாங்கினதுக்கப்புறம் வீட்டில் ஈஸியாக சிம்பிளாக இது பியூராக இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் செக் பண்ணுறதுக்கு வீடியோ ரெஃபரன்சஸ் வந்து நிறைய யூடியூப்பில் இருக்குங்க நம்மளும் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம் அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த வீடியோ பார்த்து கூட நீங்கள் வீட்டில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் sari number two thirty five body of சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா பிஸ்கட் ப்ரௌன்லேயே வந்து லைட் கலராக இருக்கும் பல்லுவன் ப்ளவுஸும் அதே மாதிரி தான் உங்களுக்கு லைட் லேவெண்டர் கலரில் இருக்குங்க கொஞ்சம் பிங்க் டோனில் தான் இருக்கும் பேபி பிங்கோட என்ன இருக்குன்னா மிக்ஸ் ஆகிருக்கும் பல்லுவன் ப்ளவுஸ் சாரியுடைய offer price five thousand five hundred rupees ஒன்லிங்க ஐயாயிரத்தி ஐநூறுபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கும் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்கும் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன்லேயும் புக் பண்ணலாம் கேஷ் ஆன் டெலிவரியிலையும் புக் பண்ணலாம் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குங்க sari number two three six two thirty six பல்லுவன் ப்ளவுஸ் டபுள் ஷேடில் வருதுங்க ப்ளூ அண்ட் க்ரீன் மிக்சிங்கில் இருக்கும் பாடி ஆஃப் சாரீ உங்களுக்கு பேஸ்டல் கலர் க்ரீன்லேயே ரொம்ப லைட் பேஸ்டல் க்ரீனாக இருக்கும் இதில் ஃபுல்லாக உங்களுக்கு காப்பர் டெஸ்டட் சரி இருக்குங்க பல்லு புட்டா டாப் அண்ட் பாட்டம் வரக்கூடிய ஜரி பார்டர் எல்லாமே உங்களுக்கு copper tested zari sari number two three seven body of சரி டார்க் பீச் கலர்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ் சேம் இதுக்கு முன்னாடி சொன்ன அதே ப்ளூ அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் இருக்குங்க இதுலேயுமே ஃபுல்லாக காப்பர் டெஸ்ட் சரி தாங்க அண்ட் இதெல்லாமே கைத்தறியில் நெசவு பண்ணுது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக சின்ன சின்ன கைத்தறி மார்க்ஸ் இருக்க தாங்க செய்யும் light and dark colour mix பண்ணும்போது டார்க் கலர் த்ரெட்டு விசிபிள் ஆகிறது புட்டாஸ் இருக்குது அப்படின்னா எஸ்பெஷலி டாப் அண்ட் பாட்டமில் வரக்கூடிய புட்டாஸில் லைட்டாக விலகி இருக்கிறது ஜரி பார்டர் வருது அப்படின்னா அந்த பார்டரில் சில டார்க் கலர் த்ரெட்டு விசிபிள் ஆகிறது இது எல்லாமே வந்து ஹேண்ட்லூம் சாரீஸில் காமனாக வரக்கூடியது தாங்க இதுக்கு கண்டிப்பாக வந்து ரிட்டர்ன் பாசிபிள் இல்லைங்க ஒன்லி ஃபார் டேமேஜஸ் டேமேஜஸ் அப்படிங்கும்போது பெருசாக ஏதாவது ஹோல் இருக்குது இல்லை பெருசாக ஏதாவது கரை இருக்குது இல்லை ப்ளவுஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா செவன்ட்டி சென்டிமீட்டருக்கு ரொம்ப குறைவாக இருக்குது சிக்ஸ்டி ஃபிஃப்டி தான் இருக்குது அதில் வந்து கண்டிப்பாக வந்து ப்ளவுஸை ஸ்டிச் பண்ண முடியாது அப்படிங்கிற ச அப்படிங்கிற கண்டிஷன் ஆகட்டும் நீங்கள் தாராளமாக நம்மளை அப்ரோச் பண்ணலாம் கம்பல்சரி பார்சல் ஓப்பனிங் வீடியோ வேணுங்க ஒரே வீடியோவாக இருக்கணும் கட் வீடியோவாக இருக்கக்கூடாது கலருக்கோ குவாலிட்டிக்கோ ஹேண்ட்லூம் மார்க்ஸ்க்கோ ரிட்டன் பாசிபிள் இல்லைங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பல்லுவன் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு டார்க் பிங்கோட என்ன இருக்குன்னா பிளாக் மிக்ஸ் ஆகிருக்கு பாடி ஆஃப் சாரியும் உங்களுக்கு வந்து டபுள் டோனில் தான் வருது ஸோ இந்த டபுள் டோன் அப்படிங்கிறது என்ன கலர்னால் கொஞ்சம் ஒரு light very very light biscuit brown கூட என்ன ஆயிருக்கும் அப்படின்னா கொஞ்சம் டூயல் டோன் மாதிரி வரும் next sari number two thirty nine இந்த வீடியோலன்னு பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலராக தான் இருக்கும் அதோடைய கலர் வந்து எக்ஸாக்டாக வந்து டிஃபைன் பண்ண முடியலைங்க ஸோ அதனால் உங்களுக்கு மிக்சிங்கில் இருக்கக்கூடியது மட்டும் நான் சொல்கிறேன் எந்த ரெண்டு கலர் மிக்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி மேக்ஸிமம் சொல்கிறேன் sari number two three nine பலூன் blouse red colour body of sari ink blue கலருங்க பாடியில் வரக்கூடிய புட்டான்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் கோல்டு டெஸ்ட் ஜரியில் அதில் சின்னதாக வந்து மீனா ஒர்க்குக்கு சில்வர் சரி வரும் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனில் நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா சிங்கிள் சேரீலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சேரீ வேணாலும் புக் பண்ணிக்கலாம் Google Pay PhonePe Paytm account transfer இந்த நாலு ஆப்ஷன் இருக்குங்க எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இந்தியாவுக்குள்ளே எங்கே சென்ட் பண்ண சொன்னாலும் நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் சென்ட் பண்ணி கொடுக்குறோம் ஒன்ஸ் நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் டீட்டெயில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுக்கு வந்து கிராஸ் செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற சாரியுடைய நம்பர் டூ ஃபோர் ஜீரோ பல்லுவன் blouse navy blue body of sari lavender cash on delivery option நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு சாரீ தான் அட் அ டைமில் புக் பண்ண முடியும் அந்த சாரீ புக் பண்ணுறதுக்குமே நீங்கள் three hundred rupees extra charges ஃபஸ்ட்டே பே பண்ணுங்கள் இந்த த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸுங்கிறது எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் தாங்க நீங்கள் சாரீ ரிசீவ் பண்ணும்போது சாரீ ப்ரைஸ் என்னவோ அது நீங்கள் கேஷ் கொடுக்கணுங்க அதில் எதுவுமே மைனஸ் இல்லை இப்போ சாரீ ப்ரைஸ் வந்து இது ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரியில் வாங்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து த்ரீ ஹண்ட்ரட் பே பண்ணி புக் பண்ணிடுவீங்க அண்டு பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சாரியோடைய price five thousand five hundred நீங்கள் கேஷ் கொடுத்து பார்சல் வாங்கிக்கலாம் ஸோ இந்த த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸுங்கிறது ஷிப்பிங் சார்ஜஸ் கிடையாதுங்க கேஷ் ஆன் டெலிவரி சார்ஜஸ் அதாவது கே கேஷ் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு உண்டான சார்ஜஸ் அதுக்கு தான் body of sari mango yellow பல்லூன் ப்ளவுஸ் உங்களுக்கு double shade violet and ink blue மிக்சிங்கில் இருக்குங்க பாடியில் வரக்கூடிய புட்டான்னு பார்த்துட்டிங்கன்னா சில்வர் அண்டு காப்பர் ரெண்டுலேயுமே வருதுங்க next sari sari number two four one two two four two and blouse rani pink and violet மிக்சிங்கில் இருக்குங்க பார்க்குறக்கு வாடாமலி கலர் மாதிரி இருக்கும் பாடி ஆஃப் சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேஸ்டல் கலரில் தான் இருக்குது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 சில கண்ட்ரீஸில் ஒரு லிமிட் வச்சுருக்காங்க இவ்வளோ அமௌண்ட்டுக்கு மேலே அந்த பார்சல் வருது அப்படின்னா அங்கே டியூட்டி டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க சில கண்ட்ரீஸில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சிங்கிள் சாரி பார்சல் வந்தால் கூட கலெக்ட் பண்ணுறாங்க ஸோ அது டியூட்டி டேக்ஸ் அப்படிங்கிறது கண்ட்ரியை பொறுத்து இருக்குது ஸோ உங்கள் சைடில் கண்ட்ரி சைடில் கஸ்டம் சைடில் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் டியூட்டி டேக்ஸ் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் sari number two double four body of sari mango எல்லோவில் இருக்கும் பல்லுவன் blouse dark green colour bottle green இதில் ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டட் சரியில் புட்டாசன் பல்லுவர் டாப் அண்ட் பாட்டம் ஜரி பார்டரும் இருக்குங்க sari number two four five body of sari green colour பலூன் ப்ளவுஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா டீல் ப்ளூ கலர் இதில் ஃபுல்லாக உங்களுக்கு கோல்டு டெஸ்ட் ஜரியில் புட்டாசன் பல்லு ஒர்க் இருக்குங்க டாப் அண்ட் பாட்டமில் வரக்கூடிய ஜரி பார்டர் உங்களுக்கு காப்பர் ஜரியில் வரும் ஈவன் இதில் புட்டா கூட உங்களுக்கு அந்த மாதிரி தான் தெரியும் காப்பர் மாதிரி புட்டாலேயுமே உங்களுக்கு காப்பர் தாங்க வந்திருக்கு பல்லுலேயும் காப்பர் தான் வந்திருக்கு இந்த சாரியில் ஃபுல்லாகவே உங்களுக்கு காப்பர் சரி தான் sari number two four five next sari number two four six பல்லூன் ப்ளவுஸ் லாவெண்டர் கலர்லேயும் பாடி ஆஃப் சாரீ ஹாஃப் ஒயிட்டில் இருக்குங்க இதில் ஃபுல்லாக உங்களுக்கு கோல்டு டெஸ்ட் சரியில் புட்டாசன் பல்லு ஒர்க் இருக்குங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த சாரீஸ் எல்லாமே ஒன்றரை வாரப்பில் நெசவு செய்யப்பட்ட சாரீ கைத்தறியில் நெசவு செஞ்சதுங்க எல்லாமே பியூர் சில்க் சாரீ வார்ப்பு வெஃப்ட் ரெண்டு சைடுமே வந்து பியூர் சில்க் த்ரெட்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் தாராளமாக நம்மகிட்ட நீங்கள் சாரீ வாங்கினதுக்கப்புறம் வீட்லேயே ஈஸியாக சிம்பிளாக செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம் இந்த சாரீஸுடைய ப்ரைஸ் வந்து five thousand five hundred five thousand five ஹண்ட்ரடுக்கு ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த சாரீஸ் நம்ம உங்களுக்கு சென்ட் பண்ணி கொடுக்குறோம் sari number two four seven body of sari உங்களுக்கு வந்து பர்பிள் ப்ளஸ் பிளாக் மிக்ஸ் ஆகிருக்குங்க பர்பிள் ப்ளஸ் பிளாக் மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால ஸோ உங்களுக்கு நார்மல் டோனை விட இன்னும் நல்லா டார்க்காக இருக்கும் ஒரு சைட் பார்க்கும்போது கொஞ்சம் மெரூன் டோன் மாதிரியும் தெரியுதுங்க சாரி பல்லுவன் ப்ளவுஸ் கிரே இதில் ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்ட் சரியில் புட்டாஸ் அண்ட் பல்லு ஒர்க் இந்த சாரீஸை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தாங்க புக் பண்ண முடியும் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு எங்கள் ரிப்ளைக்காக வெயிட் பண்ணுங்கள் ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம மெசேஜஸ்க்கு ரிப்ளை பண்ணுவோம் இந்த ஒவ்வொரு சாரியுமே உங்களுக்கு சில்க் மார்க் ஸ்டிக்கரோட தாங்க வருது சில்க் மார்க் ஸ்டிக்கர் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடியது நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வர்ணாங்கிற நேம் வரும் ஸோ இதுதான் சில்க் மார்க் ஸ்டிக்கருங்க இதோட தான் உங்களுக்கு வரும் பிடிச்சிருந்ததுன்னா வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்